ஹாய் வெல்கம் பேக் இன்றைக்கி சுவையான பூண்டு ரசம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது நிறைய மருத்துவ கணக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு நம்ம இதில் உபயோகப்படுத்த போகிற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா புளி புளி வந்து நல்ல ஜீரண சக்திக்கு நல்ல மருந்து மருந்தாக பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி மிளகு சளி தொந்தரவுக்கு இரும தொந்தரவுக்கு நல்ல மருந்து அது அதே மாதிரி சீரகம் அதாவது சீர் அகம் அதுலேயே பேர் உடம்பை சீராக வச்சுக்கிறது வெப்பத்தை சீராக வைக்கிறதுக்கு அதே மாதிரி பூண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆன்டிபயோட்டிக் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது இது எப்படி செய்யணும் பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு புளி எடுத்து கரைச்சி வச்சுங்க தண்ணியில் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு மிக்சியில் போட்டுங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் அதே மிக்சியில் போட்டுங்க ஒன்று அல்லது ரெண்டு காஞ்ச மிளகாய் காரத்தை பொறுத்து போட்டுங்க ஒரு பத்து பல்லு பூண்டு உரிக்க தேவையில்லை போட்டுங்க போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுங்க இது அது தனியாக வச்சுங்க அதுக்கப்புறம் தக்காளி இந்த சைஸில் எடுத்து அதையும் தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுங்க வாங்க அடுப்பில் ஸ்டவ் பாத்திரம் வச்சுருங்க அதில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் அல்லது டால்டா அல்லது நெய் இந்த தேவையை பொறுத்து போட்டு கடுகு போடுங்க கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்த உடனே கருவேப்பில் கொஞ்சம் போடுங்க கருவேப்பிலை வதங்கின உடனே என்ன பண்ணிங்க நீங்கள் கரைச்சி வச்சுக்கிங்க பார்த்தீங்கன்னா புளி கரைசல் அதை எடுத்து இதில் ஊற்றுங்க அது ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க தக்காளி நீங்கள் மிக்ஸ் அடித்து வச்சுருக்கு பாருங்கள் அதையும் போட்டுருங்க அடுத்தது நீங்கள் மிக்சியில் மிளகு சீரகம் பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கீங்களா அதையும் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு நாலு அல்லது அஞ்சு டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றுங்க பாத்து ஊற்றுங்க போட்டு தேவையான அளவு உப்பு போடுங்க உப்பு போட்டு உப்பை செக் பண்ணிவிட்டு வெண்ணெய் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம் நீங்கள் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி விடுங்க இந்த நேரத்தில் நீங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி போட்டுருங்க இது பார்த்திங்கன்னா நல்ல மருந்தான ஆகாரம் இது அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு பால் கொடுத்தாங்க நல்லது ஜீரண சக்தியை கொடுக்கும் அதே மாதிரி டாக்டர் காய்ச்சல் வந்து சொல்லுவாங்க தெரியுமா ரசம் சாதம் கொடுங்க அந்த மாதிரி நேரத்தில் மருந்தை உபயோகப்படுத்தும் ஜீரண கோளம் இருக்கிறவங்களுக்கு தினந்தோறும் சாப்பிடலாம் உடம்புக்கு நல்லது பாருங்கள் இந்த செயல் கொதி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க கொதிக்கூடாது கொதி வர்றதுக்கு முன்னாடி இறக்கணும் முழுக்க வச்சுன்னா அந்த டேஸ்ட் மாறி போயிடும் பார்த்துங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் கூடவே இருந்து பார்த்து நிதானமாக செய்யுங்க தேவைப்பட்டால் நீங்கள் லெமன் யூஸ் பண்ணலாம் தக்காளிக்கு பதிலாக கூடவே லெமன் யூஸ் பண்ணால் கொஞ்சம் புளிப்பு கூட இருக்கும் சில பருப்பு ரசம் பருப்பு யூஸ் பண்ணுவாங்க பருப்பு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் சாயங்காலத்துக்குள்ளே கெட்டு போயிடும் ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு அல்லது அடுத்த நாள் வரைக்கும் குறைஞ்சபட்சம் நல்லாயிருக்கும் ஸோ உங்கள் தேவையை பொறுத்து மாற்றிங்க பாருங்க லேசாக கொதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க கொதிக்கூடாது கொதி வர ஆரம்பிக்கும் போது இறக்கிடுங்க கொதி வரதுக்கு முன்னாடியே பார்த்துங்க பக்குவமாக செய்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடும் நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூட வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா நாங்கள் ஃபோட்டோ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே கொண்டு வந்து சேரும் அடுத்த இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ